வாங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க காலை ஆறு மணி இத போல அழகான ஒரு குடும்பம் இங்க இல்ல அன்பாக வாழ்ந்தாலே வரும் சொர்க்கம் மண்ணில அம்மா அரவிந்த் சாமி மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க அரசாமி கூட இல்ல மதியம் இரண்டு மணி ஓ இது சாம்பாரா நான் கூட ரசம் காஃபி பிடிச்சிருக்கா மாமா ஐயோ ஃபர்ஸ்ட் அவளுக்கு உள்ள நாம பிடிச்சது எங்க தலையெழுத்து ஆமா அரவிந்த் சாமி அம்மாவே சொல்லிட்டாங்க கேட்டுக்கோங்க யார்கிட்ட ஏழரை மணி பொருளி ஒண்ணு பிரச்சனையாச்சு காட்டை இங்க பத்திக்குச்சு வாக்குவாதம் முத்தி போச்சே ஃபர்ஸ்ட் நைட்டு நின்று போச்சே என்ன பாக்குறீங்க ஆயிரம் பொருத்தம் பார்த்து நடத்துற கல்யாண வீட்லயே இவ்வளவு கலாட்டா இருக்கத்தான் செய்யும் இங்கே எப்படின்னா எங்க மாப்பிள்ள வீடா பொண்ணு வீடா இங்க வீடும் பெருசு கலாட்டாவும் பெருசு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் நிப்பான் பெயிண்ட் மற்றும் பிரீத்தி பாதியோ கேஸ்ட் வழங்கும் big boss season five power by Vasanthan co special partner ஏஸ் டூ த்ரீ விரைவில் உங்கள் விஜயில்